வணக்கம் மாணவர்களே மற்றும் தமிழ் அன்பர்களே ஐவகை தமிழ் இலக்கணத்தின் எழுத்து இலக்கணம் இரண்டு என்ற காணொளியினூடாக மீண்டும் உங்களுடன் இணைவதுடன் உங்கள் அனைவரையும் சுருக தமிழ் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கின்றோம் பார்த்தேன் எண் என்ற முதலாவது பகுதியில் முதல் எழுத்துக்கள் என்ற பகுதியை நிறைவு செய்த நாம் சார்பெழுத்துக்கள் என்ற பகுதி தொடர்பான விடயங்களை ஆராய்ந்து வருகின்றோம் ஆம் முதல் எழுத்துக்களான உயிர் எழுத்துகள் மற்றும் மெய் எழுத்துக்கள் தொடர்பான விடயங்களையும் சார்பெழுத்துக்களில் உயிர் மெய் எழுத்துக்கள் தொடர்பாகவும் ஆயுத எழுத்து தொடர்பாகவும் நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம் இந்த காணொளியில் நாங்கள் அளபடைகள் தொடர்பான விடயங்களை ஆராய இருக்கின்றோம் உயிர் அளபடை ஒற்றளபடை என்று இரு வகையான அளபடைகள் காணப்படுகின்றன உயிர் அளபடை தொடர்பான விடயங்களே சிறப்பாக நாங்கள் இந்த காணொளி மூலம் பார்க்க இருக்கின்றோம் இப்போது நாங்கள் அளபடை என்ற பகுதிக்குள் நுழைகின்றோம் அளவு என்றால் மாத்திரை எடை என்றால் எடுத்தல் என்பது பொருள் எனவே இங்கு அளபடு எனப்படுவது எழுத்தானது தனது இயல்பளவு மாத்திரை நின்று நீண்டு ஒழிப்பதை குறிக்கின்றது முன்னர் கூறியது போல உயிர் அளபடை ஒற்றளபடை என்று இந்த அளபடை இரு வகைகளில் காணப்படுகின்றது உயிர் அளபடை என்பது உயிரெழுத்துக்கள் தமது இயல்பு மாத்திரை அளவினின்றும் நீண்டு ஒழிப்பது அதிலும் நெடில் எழுத்துகளான ஆ இ உ ஏ ஐ ஓ ஔ என்பன தமது இயல்பு மாத்திரை அளவான இரண்டு மாத்திரையிலும் நீண்டு ஒலிப்பது உயிரளப்படை ஆகும் உயிரளப்படையில் உயிர் நடில் எழுத்துக்கள் ஏழும் அளபடுக்கும் இவ்வாறு நெடில் எழுத்துக்கள் அல்லது நெட் எழுத்துக்கள் தமது மாத்திரை என்றும் நீண்டு ஒலிக்கும் போது அதாவது அவை அளவெடுத்துள்ளன என்பதை காட்டுவதற்கு அந்த எழுத்துக்கு இனமான குரில் எழுத்து அளவெடுக்கும் நெடில் எழுத்தினை அடுத்து எழுதப்படும் ஆ ஏ ஓ ஆகிய நெடில் எழுத்துக்களுக்கு முறையே அ இ உ ஏ ஓ ஆகிய குறில் எழுத்துக்கள் இன எழுத்துக்களாக எழுதப்படும் நெடில் எழுத்துக்களான ஐ காரத்திற்கும் அவு காரத்திற்கும் இணையான குறில் எழுத்துக்கள் இல்லை என்பதால் அவை அளவெடுக்கும் போது முறையே இகரம் உகரம் ஆகியவை அவற்றுக்கு அடுத்ததாக எழுதப்படும் ஏன் இந்த அளபடைகள் பயன்படுத்தப்பட்டன ஆம் இது கூட ஒரு சுவாரஸ்யமான விடயம்தான் தொடக்க காலங்களில் தமிழ் மொழியின் இலக்கியங்கள் பெரும்பாலும் செய்யுள் வடிவங்களிலேயே அமைக்கப்பட்டன திருக்குறள் உட்பட பல முதன்மையான இலக்கிய வடிவங்களை நாம் எடுத்துக்காட்டாக குறிப்பிடலாம் இந்த செய்யுள்கள் எழுதப்படும் போது அவற்றின் ஒவ்வொரு அடிகளிலும் ஓசை நயம் மாறாமல் எழுதப்பட வேண்டும் என்பது இலக்கண விதிமுறை இவ்வாறு ஓசை நயம் குன்றாமல் செய்யுள்களை வடிவமைக்க வேண்டும் என்பதால் இந்த அளவிடை முறைகள் அறிமுகப்படுத்தி இருக்கின்றார்கள் எனினும் வேறு சில காரணங்களுக்காகவும் இந்த அளவிடைகள் எழுவதுண்டு சொல்லின் முதல் இடை கடை ஆகிய மூன்று இடங்களிலும் உயிர் நெடில் எழுத்துக்கள் அளப்படுக்கலாம் இசை கெடின் மொழி முதல் இடை கடைநிலை நெடில் அளவு எழும் அவற்று அவற்று இன குறில் குறியே என்கின்றது நன்னூல் உயிர் அளபடையானது நான்கு வகைப்படும் அவையாவன இயற்கை அளபடை செய்யுளிசை அளபடை இன்னிசை அளபடை சொல்லிசை அளபடை எனினும் சில பாகுபாடுகளில் இயற்கை அளபடை நீங்களாக உயிர் மூன்று என்றும் குறிப்பிடப்படுவது உண்டு எந்த விதமான நோக்கங்களுமின்றி சில சொற்களில் வரும் எழுத்துக்கள் இயற்கையாகவே அளப்படுக்கும் அத்தகையவை இயற்கை அளப்படைகள் எனப்படுகின்றன இயற்கை அளப்படைக்கான உதாரணங்களாக ஆடு மகடு குழு குறி என்பனவற்றை குறிப்பிடலாம் அளபடையில் அடுத்து நாங்கள் செய்யுளிசை அளபடை என்றால் என்னவென்று பார்ப்போம் செய்யுள்களில் ஓசை குறையும் போது அந்த ஓசையை நிறைவு செய்யும் நோக்கோடு செய்யுளின் சொற்களில் உள்ள சில நெட்டுயிர் எழுத்துக்கள் தமக்கிரமான குரில் எழுத்துக்களுடன் இணைந்து உரிய மாத்திரை நின்று நீண்டு ஒலிப்பது செய்யுளிசை அளபடி ஆகும் உதாரணம் தெய்வம் தொழாள் கொழுலில் தொழுதெழுவாள் பெய்யென பெய்யும் மழை இங்கு தொழால் என்று இயல்பாக இருக்க வேண்டிய சொல் செய்யுளின் ஓசையை சீர் செய்யும் நோக்கோடு தொழாள் என்று அளபெடுத்துள்ளது செய்யுளிசை அளபடையில் செய்யுட் சொற்களின் எழுத்துக்கள் தொடக்கத்தில் அல்லது இடையில் அல்லது முடிவில் அளபெடுக்கலாம் உதாரணம் ஓதல் வேண்டும் ஒளி மாழ்கும் செய்வினை ஆதும் என்னும் அவர் இங்கு ஓதல் என்னும் சொல்லின் முதல் எழுத்தான ஓ ஆதும் என்ற சொல்லின் முதல் எழுத்தான ஆ என்பன சொல்லின் தொடக்கத்தில் அளவெடுத்துள்ளன அவ்வாறே கெடா வழிவந்த கேண்மையார் கேண்மை விடார் விளையும் உலகு என்ற குரலில் கெடா என்ற சொல் தனது இறுதியில் கெடா என்றும் விடார் என்ற சொல் தனது இடையில் விடார் என்றும் அளவெடுத்துள்ளதை அவதானிக்கலாம் இவ்வாறு இந்த செய்யுளிசை அளபடையானது ஈரசை சீர்களாக மட்டுமே வருகின்றன உதாரணம் உளார் படார் படாமை விடாது செய்யுளிசை அளபடையானது இசை நிறை அளபடை என்ற பெயரிலும் அழைக்கப்படும் செய்யுளிசை அளபடை என்ற பகுதியை தெளிவாக விளங்கிக் கொள்வதற்கு யாப்பிலக்கணம் தொடர்பான புரிந்து கொள்ளுதல் அவசியம் எனவே யாப்பிலக்கணம் தொடர்பான காணொளிகளில் இதனை மேலும் தெளிவாக விளங்கிக் கொள்ள முடியும் அவ்வாறே அளபெடை சொற்களை சொல்லும்போது அளபெடுக்கும் நெடிலை தனியாகவும் அதனோடு இணையாக வரும் குரிலை தனியாகவும் உச்சரிக்க கூடாது அவ்வாறு ஒலித்தால் அது செய்யுளின் ஓசை இனிமையை கெடுக்கும் உதாரணமாக கெடுப்பதூம் என்ற அளவிடை சொல்லை கெடுப்பதூ உம் என்று ஒலிக்க கூடாது கெடுப்பதூம் என்றவாறு நீட்டியே உச்சரிக்க வேண்டும் அடுத்து நாங்கள் இன்னிசை அளபடி தொடர்பான விடயங்களை பார்க்க இருக்கின்றோம் சில செய்யுள்களில் இனிய ஓசேனயம் பெறுவதற்காக செய்யுள் இசை குறையாத இடங்களிலும் கூட சில குரில் எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்களாக மாறி அளப்படுகின்றன இது இன்னிசை அளபடி எனப்படுகின்றது உதாரணம் கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மழை என்ற குரலில் கெடுப்பது எடுப்பது என்ற சொற்களில் உள்ள து என்ற குரல் இனிய இசையை பெற வேண்டும் என்ற நோக்கிற்காக மட்டுமே தூ என்ற நெடிலாக மாறி அளவெடுத்துள்ளது அவ்வாறே கொடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றம் உடுப்பதும் உண்பதும் இன்றி கெடும் என்ற குரலில் இடம்பெறும் உடுப்பதும் உண்பதும் என்ற சொற்களும் இன்னிசை அளபடிக்கான உதாரணங்கள் ஆகும் இன்னிசை அளபடையானது மூவசை சீர்களாக மட்டுமே அமைவதுடன் பெரும்பாலும் உ என்னும் எழுத்தில் முடிவு பெறுவதாகவும் அமைகின்றது அடுத்து சொல்லிசை அளபடை செய்யுளில் காணப்படக்கூடிய ஒரு பெயர் சொல்லானது வினையற்ற பொருளை தரும் நோக்கோடு எச்ச சொல்லாக மாறி அளபடுப்பது சொல்லிசை அளபடை ஆகும் உதாரணம் உரண் நசையி உள்ளம் துணையாகச் சென்றார் வரல் நசையி இன்னும் உள்ளேன் என்ற குரலில் அமைகின்ற நசை என்ற சொல்லை அவதானிப்போம் சாதாரணமாக நசை என்பது விருப்பம் என்ற பொருளை தருகின்ற ஒரு பெயர் சொல்லாகும் இது விரும்பி என்ற வினை எச்சமாக மாறுவதற்காக நசை என்று அளவெடுத்துள்ளது அவ்வாறே குடிதளி கோலோச்சும் மாநில மன்னன் அடிதளி நிற்கும் உலகு என்ற குரலிலும் தளி என்பதன் பொருள் தழுவுதல் என்ற தொழிற்பெயராகும் இது தழுவி என வினையேற்ற சொல்லாக செயற்பட வேண்டி இருப்பதால் தளி என அளவெடுத்து சொல்லிசை அளபடை ஆகியுள்ளது சொல்லிசை அளபடையானது ஈ என்ற எழுத்தில் முடிவதாக அமைந்திருக்கும் அடுத்து உயிரளபடை தொடர்பாக நாங்கள் இதுவரை பார்த்த அனைத்து விடயங்களினதும் தொகுப்பு இதோ ஒரே பார்வையில் உங்களுக்காக நன்னூல் இலக்கணத்தின்படி உயிர் அளபடையானது மொத்தமாக இருபத்தி ஒன்று காணப்படுகின்றது எவ்வாறெனில் அவு தவிர ஏனைய ஆறு நெட்டுயிர் எழுத்துக்களும் சொற்களின் முதலில் அல்லது இடையில் அல்லது முடிவில் அளவெடுக்கலாம் அந்த வகையில் உயிர் அளபடைகள் ஆறு தரம் மூன்று பதினெட்டு அவுகாரம் சொற்களின் தொடக்கத்தில் மட்டுமே இடம்பெறுவதால் அங்கு மட்டுமே அளவெடுக்கலாம் ஆகவே அந்த வகையில் உயிரளபடை ஒன்று இன்னிசை அளபடை ஒன்று சொல்லிசை அளபடை ஒன்று ஆக மொத்தம் இருபத்தி ஒரு உயிர் அளபடைகள் காணப்படுகின்றன இத்துடன் இந்த காணொளி நிறைவினை அடைகின்றது தமிழால் இணைந்து தமிழர்ந்த அனைவருக்கும் நன்றி சார் வந்தனங்கள் உயிரிழப்பிடைகள் என்ற இந்த பகுதி உங்களுக்கு விளக்கமாகவும் தெளிவாகவும் புரிந்திருக்கும் என்று நம்புகின்றோம் காணொலியை பார்த்த பின் வளமை போலவே லைக் ஷேர் செய்வதன் மூலமும் இதுவரை எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலமும் உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு நல்குங்கள் ஒற்றளப்படைகள் மற்றும் முற்றாயுதம் என்பனவற்றை விளக்கும் அடுத்த காணொளியுடன் விரைவில் உங்களுடன் நாங்கள் இணைந்து கொள்கின்றோம் படரட்டும் தமிழ் மொழி படரட்டும்